வணக்கம் இப்போ நாம் குரூடாயில் ஒன் மினிட் ஷார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி எயிட் மார்க்கெட் இப்போ பார்த்திங்கன்னா ஃபைவ் த்ரீ எயிட்டி எயிட் ரேஞ்சில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்னென்னு கால்ஸ் வரும் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா கேண்டிலினுடைய கலர் வந்து ஓப்பன் ஆகும்போதே சேஞ்ச் ஆயிருக்கு கேண்டில் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் வந்துட்டு நமக்கு செல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் த்ரீ எயிட்டி எயிட்டில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சஜஷனும் கொடுத்துருக்கு கீழே இருக்க ரெண்டு ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா first target second target line நம்ம அதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா five three seventy four second target பார்த்தீங்கன்னா five three sixty one so இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் எப்போல்லாம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி கேண்டில்னுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அந்த சார்ட்டை பார்த்தீங்கனாலே போதும் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் ஓகே ரெட் கலர் வந்துருச்சுன்னா இப்போ நமக்கு செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி இது என்ன பாயிண்ட்டில் விற்றா நல்லாயிருக்கும்னு அதுவே ஒரு சஜஷன் கொடுத்துரும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா sell at five three eighty எயிட்டுன்னு கொடுத்துருக்கு அதே மாதிரி என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்னு கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த சார்ட்டில் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம கிடச்சிருக்க அந்த செல்கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அதுக்கடுத்து உங்களுக்கு பை காலும் ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் லைவ் மார்க்கெட்டில் என்ன மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் ஆகுது மார்க்கெட்டில் நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆகி ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்டான ஃபைவ் த்ரீ செவன்ட்டி ஃபோரை பிரேக் அவுட் பண்ணி ஃபைவ் த்ரீ செவன் ஜீரோ வரைக்கும் இறங்கியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் நமக்கு செல் கால் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்லிங் ரேஞ்சிலே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் சடனாக இறங்க ஆரம்பிச்சதில் ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட்டாக பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு இறங்கியிருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட ஆகுது நமக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ பைக்கால் வந்திருக்கனால கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் வந்திருக்கு சஜஷன் பா buy at five three sixty நைனில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்திருக்கு அதே மாதிரி மேலே இருக்க ரெண்டு க்ரீன் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா first target second target line நம்ம இதில் எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் த்ரீ எயிட்டி டூ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனதுனால நமக்கு கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போ பை ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் எல்லா கேண்டிலுமே க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் இந்த சார்ட்டை வாட்ச் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து ஜென்ரேட் ஆகும் அதுலேயும் இந்த ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போயுமே மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும் அதுவும் இந்த டயத்தில் கிடைக்கிற என்ட்ரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்லாவே டார்கெட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரீச் அவுட் ஆகும் ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கிடச்சிருக்க இந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஆகுது மார்க்கெட் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணி ஃபைவ் த்ரீ எயிட்டி ஃபோர் வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ரேஞ்சுக்கு கீழே இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணி ரைஸ் ஆயிருக்கு டோட்டலாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கால் ஜென்ரேட் ஆகி அந்த கால் டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் பை பண்ணலான்னா க்ரீன் கலர் கேண்டில்ஸ் வந்துட்டு ட்ரேடிங் போகும் செல் பண்ணலான்னா ரெட் கலர் கேண்டில்ஸ் வந்துட்டு ட்ரேடிங் போகும் என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம் என்ன மாதிரி டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் மாதிரி கிடைக்கும் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ